என் பெயர் தீ பிரணிதா நான் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறேன் ஸ்ரீ வித்யா மந்திர் மேல்நிலை பள்ளி ஊத்தாங்கரையில் படித்து வருகிறேன் நான் கூறும் தலைப்பு எனக்கு பிடித்த அம்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மா ஆயிரம் உருவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போல் தாங்க முடியுமா நீ தாய் போல் தாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் எனக்கு மிகவும் நட்பா அன்பானவர் என் அம்மா என் அம்மா மிகவும் அழகானவர் தைரியமானவர் அன்பானவர் என்னையும் என் தம்பியையும் நன்றாக கவனித்து வருவார் என் அம்மா என் அம்மா உடம்பு சரியில்லாமல் போனாலும் வீட்டுக்காக வேலை செய்வார் என் அம்மா நான் குழப்பத்தில் இருக்கும் போது என்னை அந்த குழப்பத்தில் இருந்து மீ சேவை நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக W W dot Nachinai dot ORG என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு துளிதான் பெருவெள்ளம் அம்மா மற்றொரு இடம் என் அம்மா கண்டிப்பாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வார் என் அம்மா நான் கடவுளை பார்த்ததில்லை நான் என் அம்மா ஜெயந்தியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்காக சிறிய கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நட்டினி சேனல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டினும் மறந்துடாது